ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோ போட போகிறோம் அதில் வந்து மேன் ரன் பண்ண போகிறேன் நான் ஆக்சுவலி நான் பண்ண போகிறது இல்லை நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்டு ஆஸ்ட்ரே வந்து என்னை ஃபன் பண்ண போகிறான் ஆனால் வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து மேன் ரன் பண்ணுறோம் அதனால் வந்து இது நார்மல் மேன் ரன் கூட இதுக்கு ஒரு டூ டைம்ஸ் டஃப்பாக இருக்கும் அதனால் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு Hi, hi hi Hi, Spray. ஹாய்டா ஹாய் வெல்கம் பேக் ஹாய் நீ பாத்தியா என்ன ஸ்கின்ல கேட்டு பா என் ஃபேவரட் மார்வல் ஹீரோடா பா சூப்பரா இருக்கடா நீங்க பாக்க கேப்சூல் அமெரிக்கா எதுக்கு நாம இங்க ஒரு புது வேர்ல்ட் இந்த நாம வந்து இன்னைக்கு மேன் ஹண்ட் பண்ண போறோம் நீ தான் ஸ்பீட் ரன்னர் நான் தான் hunter what the captain America என்ன ஹண்ட் பண்ண போறாதா ஆ வாவ் <gasps> ஓகே சரி ஓகே எனக்கு எவ்வளவு நான் சர்வே பண்ணனும் நீ வந்து 20 மினிட்ஸ் சர்வே பண்ணனும் ஓகே நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணிரவா ஆ ஓகே வெயிட் பண்ணு 2 நீ சொல் டைம் ஏய் என்னடா நீ தள்ளி விட்டு வரியா இல்ல இந்த காம்பஸ் இப்போ நீ கண்ணில் கண்ணல இருந்து போனா இப்போ ஏன் நிக்குது இதான் பிரச்சனை ஸ்டார்டிங்கே கில்லிங்கா ஓகே சூப்பர் எனக்கும் நல்லா தான் ஓ ஓ என்ன ஓ ஏய் என்ன அந்த பக்கம் அந்த போனா அந்த பக்கம் போறேன் போகிறேன் இதுதான் கொஞ்சம் ஓட விட்டு கொள்ளணும் ஸ்டீ எனக்கும் கொஞ்சம் டூல்ஸ் வேணும் இல்லைன்னா நான் சர்வே பண்ண முடியாது நீ டூல்ஸ் எடுத்துட்டியா வில்லேஜுக்குள்ள லூட் பண்ணால வில்லேஜ் இந்த மாதிரி வீடு நான் அதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா இங்க ஒரு வீடு இருக்கு ஆ இந்த முன்னாடி பார்த்ததே இல்லை பட் பிளாக் பண்ணிட்டா ஸ்ப்ரே சூட்டப்பா ஐனா ஸ்ப்ரே ஐயோ ஐயோ எப்படி நான் சொல்றது எனக்கும் ஐனா வந்தனா செஸ்ட் தான் நினைக்கிறேன் அயன் பிக்கா இல்லையே எங்க இருக்கா சிந்த அயன் பிக்குன்னு நினைச்சு ஓ slava có với số slava đi anh Oh, ooh, ooh, ooh, I could do that. Relate to my. Oh. Template இல்லையா ஓய் ஷிட் ஷிட் அவன் நல்லா அடிக்குதா நீ அதுதான் நான் மேக்ஸ் பண்ணிட்டு வந்து ஏதோ ஒன்னு ஹெல்ப் பண்றது ஒன் ஹிட் நினைக்கிறேன் நானு எனக்கும் ஹெல்ப் எனக்கும் ஹெல்ப் இல்லை நான் வரேன் உஃப். எனக்கும் ஹெல்ப் இல்லைடா இதா. ஆ போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னது வைக்காம முடியுது ஒன்றும் இல்லடா வரேன் ஓ டாக்டர் ஃபால்ஸ்ல இருக்கீங்களோ எப்பதான் அவனுக்கு அதெல்லாம் தெரியுது ஒரு டாப் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் இருக்கு ஃப்ரண்ட்ல ஓ ஆல் தான் காம்பஸ் பாயிண்ட் பண்ண இருந்துச்சு ஏன் ஆமா Yeah. எங்க இருக்க டாக்கு ஃபாஸ்ட்ல அண்டர்கிரவுண்ட்ல கேம எனக்கு தெரியவே இல்ல அந்த வில்லி அந்த டாக் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் போறியா நாயே வரணும் தெரியலடா ஓகே 20 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு ஆ என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரா நீ எனக்கு சுத்தமா தெரியலடா எனக்கு Fun. இந்த போ என்னடா இது கீழே காமிக்குது இது ஸ்பானா Captain America in trouble. Hi Oh, oh no. अयो यहाँ पे हेलो डांस कर रहा है put, put, put. ah mereka bola sih nah. hmm? kan ada udah udah lah kalau kulit ada முடியாது நோ ஓ எப்ப எவ்வளோ டான்ஸ் கொடுக்குற ஐநாக்ஸ்ல ரெண்டு ஒரே டேமேஜ் தான் நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணா ஐயோ. ஐடன் சிக்மா ஆயிடுச்சு ஏய் 9 minutes over 9 minutes வந்துச்சு நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு தெரியலையா அதுதான் காம்பஸும் ஒரு காம்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பின்னாடியா இந்த பக்கம் இருக்கா இருக்கு ஓ என்ன பண்றீங்க லோ எனக்கு அயனாக்ஸே உடைய போதா இவ்வளோ ரெட்டில் இருக்கு <laughs> ஒவ்வொரு அடிக்கிற அடிக்கலடா ஹாஸ்டல் என்னடா பண்ற சேட்டில் இருக்கியா என்ன சேட்டில் கிடைச்சா என்ன எப்படி வந்தோன்னு விளையாட சொல்ற <laughs> நீ சொல்லக்கூடாது என்ன லேகோ ரா ஆ இன்னொன்று பிளாக் வச்சு என்ன மாத்துறாங்க இல்லடா நான் எழுதி கொடுக்கவா ஆ ஓ இங்க ரீஸ்டார்ட் <laughs> பண்ணி செட் பண்ணிட்டியா மறுபடியும் அங்கேருந்து ஓடி வருது பாத்தியா No, no, no, no, no. போ எஸ்கேப் ஆன சான்ஸ் இல்லை கண்டிப்பா கொண்டு போண்டா வந்தாங்க <laughs> முடியாது நான் பிளாக் இப்போ அடிக்கவா ஆ No, eight minutes. eight minutes இல்லடா. எவ்வளவு- அப்பா, two minutes எவ்வளவு போதும். நேரம் இருக்கு தெரியுமா நான் இங்க இருந்து வர்றது எனக்கு ஆனா ஃபுல் ஹெல்த் இருக்கே எனக்கு இல்லையே ஓ நான் கொஞ்சம் ஆர்மர் பண்றேன் ஓ. டா கிடைக்கவே மாட்டேங்குது ஹாஸ் ஹாஸ் ஹாஸ் ஓ கவு இருக்கா ஏய் ஏய் Yay! Yes, Hey, now bra. catch me! ரா <laughs> ஓ உன்னை கொல்றதுக்கு எனக்கு அது- கஷ்டம் வச்சா கட்டுச்சா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் Come on! Hey! No பாவி ஆசை கொண்டுட்டானே ஓ அங்கதான் இருக்கியா அப்ப நான் என் ஹார்ஸுக்கே என்னோட அதிகமான ஹார்ட் இருந்துச்சு அதை பேர் கொண்டேன் இப்போ நீ பாரு ஓ சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்கா இன்னும் சிக்ஸ் மினிட்ஸ் இல்லைடா ஓ ஏ வில்லேஜஸ் வில்லேஜ் எடுத்து தள்ளி விட்டாங்க ரொம்ப தள்ளி இருக்காங்க உட் எதுக்கு கட் பண்ணிட்டு இருக்கீங்க different reason ஆ what no no no no no no no Black Declared you. எத்தனை தடவை நம்ம விட்டு விட்டு பிடிக்கிறது ஓகே ஓ வின்னர் மேல போறான் பாரு ஊ ஓகே ஓகே गाइस ஆஸ்பேஸ் தி